ஓ ஹாலோவின் அப்டேட் சூப்பரா இருக்குடா நான் அப்படியே டூடலுக்கு வந்துட்டோம் இப்போ யார் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தானா என்னது அது அப்படியா பார்த்தே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன் நான் அந்த ஷேப் பார்த்தாலே வந்து தெரியும்டா டேய் டே டேய் இதெல்லாம் அது வராதா வராதா இல்ல இல்ல அவன் தப்பா அதே தான் இப்போ தப்பா தான் டேய் ஷேப் பண்ணி விடு அதை ஷேப் பண்ணி விடு ஓகே ஹாப்பி கேமர் இப்ப ட்ரா பண்றா What ஓ this? Oh, oh, oh, oh. <laughs> okay, okay. <laughs> okay. Okay இதுக்கு மேலேயா ஓகே ஓகே கெஸ் பண்ணிட்டேன் ஓகே ஓகே ஆட்டி ஏதாவது ஏன்டா அதுக்குள்ள Okay. இல்லையா ஓ இதுவும் இல்லையா என்னது இது okay okay okay okay okay அவன் இந்த இது ஃபர்ஸ்ட் வரையாம இது வந்து நான் கண்டுபிடிச்சிருப்பேன் நான் காய்ச்சலா வந்துட்டு இருக்கான் ம் ஓகே இப்போ ரவுண்ட் டூ ரவுண்ட் டூ வந்துச்சு டவுன்லோட் பண்ணிட்டா அப்போ டிராயிங்க என்னது அது ஓ ஓகே யார் லீட்ல பாருங்க எஸ் என்னது அது இல்லையா ஆ என்னதுதான் அது இதான் தல்ல டைப் பண்றேன் ஓ போடா கண்டுபிடிச்சிட்டா ஐயோ ஓகே ஓகே கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் அது இல்லைன்னு நினைச்சேன் அப்புறம் அந்த லைன்ஸ் போடும்போது தான் கண்டுபிடிச்சேன் சீர் கானா ஐயோ டேய் அந்த லைன்ஸ் எந்த இதுல இருக்கும் வேற ஆ ஏய் யாரையா வரையடாங்க எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு அதனால இது என்னது ஓகே இது ஈஸா வந்துடலாம் நான் கொஞ்சம் கஷ்டமாகவே வரையிறேன் இது என்ன ஷேப்ல இருக்கு இல்ல இது என்னது முதல்ல நான் வந்திருக்கிறது என்னது ஆ பிரஷ் வந்து இப்ப என்ன ஷேப்ல இருக்கு இது என்னடா ஷேப்பு டேய் இந்த ஷேப் தெரியாடா இது என்ன சொல்லுவாங்க இப்படி பண்றது 아? 아유. 네, 응. 네, <laughs> <laughs> என்னது என்னது அது என்னது இது ஏதோ டைனோசர் வாய் மாதிரி இருக்கு ஓகே ஓகே ஓ ஜஸ்ட் ஏ நீ டைப் பண்ண கருதாண்டா அது என்ன டைப் ஆஃப் கெட் அது அதான் பிளக் போட்டா என்னது டேய் மேட்சிங்கா அது மாதிரி போகுது டைமிங்கா டேய் டேய் டேய் டேய் டேய் ரைம் பண்றாதா பவல் எல்லாம் கிட்ட கிட்டதான் இருக்கும் என்ன பேர் வாய் இருக்கு மூணு பேர் வாய் அப்படி இருக்கு பாரு Oke, okay, bye.